hello friends welcome to Find Your channel நான் இன்றைக்கி இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா செய்யறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மேக்ரோனி எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு வடித்து வச்சுருக்கேங்க இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நார்மல் வாட்டரில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்க பாஸ்தா அளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போதும் அதை மட்டும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கோங்க தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு தோல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேன் இதில் வாசனை இல்லாத எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் பட்டரோ ஆலிவ் ஆயிலோ கூட சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று இது சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது கூடவே தேவையான அளவுக்கு கேரட் கேப்சிகம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டொமேட்டோ க்யூரி அதையும் இது கூட ஊற்றிட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மேக்ரோனிஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க மேக்ரோனிஸ் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஹர்ப்ஸு அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நான் ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்மளோட Indian style pasta ready bye friends thank you